ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரசப்பொடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் கடையில் வாங்குகிற ரசப்பொடியோட நம்ம வந்து நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஒரு சிம்பிள் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தான் நான் நல்ல டேஸ்ட்டாக ரசம் பண்ணலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் தனியாக எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு கப் தனியா மற்றதெல்லாம் வந்து அரை கப் மிளகு அரை கப் சீரகம் அரை கப் துவரம் பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு அரை கப் ரெண்டு கொத்து கருவேப்பிலை நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு எட்டு மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல வச்சுக்கலாம் ஏன்னா மிளகு போட்டிருக்கோம் அது பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பெருங்காய துண்டு வந்து ஒரு அஞ்சு துண்டு வச்சுருக்கேன் நான் யூஸ்வலாகவே வந்து கட்டி பெருங்காயம் வாங்கி சின்ன சின்னதாக வந்து பீஸ் போட்டு வச்சுப்பேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பவுடர் பெருங்காயத்தை விட அதனால இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம் வறுத்து ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து எப்படி வறுக்கிறதுன்னு காட்டுறேன் இப்போ வந்து ஒன்றுனா நம்ம வறுத்துக்கலாம் முதல்ல தனியாக வறுத்துக்கலாம் இதோட வந்து நம்ம இப்போ வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தீச்சிடாதீங்க அப்புறம் டேஸ்ட்டே மாறிடும் இப்போ மிளகாய் வறுத்துக்கலாம் எடுத்துடலாம் மிளகு வறுத்து எடுத்துடலாம் சீரகமும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக ஏன் வறுக்கிறதுன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைமில் வறுப்படும் சீரகம்லாம் சீக்கிரம் வறு வறுபட்டுடும் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ கடலைப்பருப்பு தோரம் பருப்பும் போட்டுக்கலாம் இதையும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் வறுத்துட்டோம் இது ஆறுன பின்னாடி நம்ம பொடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு அரைச்சாச்சு இதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாட்டில் கண்டெய்னரில் வந்து நம்ம போட்டு போட்டு வச்சுக்கலாம் இப்போ ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு டேஸ்டான ரசம் கிடைக்கும் இந்த பொடி போட்டோன்னா செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ